அன்பு உள்ளங்களுக்கு பணிமா வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற படத்துடைய பெயர் டிசாலைட் ஸோ டிசாலேட் அப்படிங்கிற இந்த வார்த்தை வந்து எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தாக்கா டெசர்ட் ஐசோலேட் அப்படிங்கிற இந்த ரெண்டு வார்த்தையை சேர்த்து தான் டிசாலேட் அப்படிங்கிற இந்த வார்த்தையை வந்து உருவாக்கியிருக்காங்க இந்த படத்துக்காண்டின்னு உருவாக்கலை இதுக்கு முன்னாடியே இந்த படத்தை இந்த இந்த வார்த்தையை உருவாக்கியிருக்காங்க இந்த வார்த்தையை இந்த படத்துக்கு வைக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்கு இந்த படத்துடைய கதை அந்த மாதிரியான ஒரு அமைப்பில் வந்து அமைச்சிருக்காங்க ஸோ இந்த படம் வந்து நாலு அண்ணன் தம்பிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனையிலேருந்து அவங்க எப்படி தப்பிக்கிறாங்க இல்லை அவங்க எப்படி அதில் சர்வை பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் கதையாக்கியிருக்காங்க ஸோ இந்த நாலு பேர் யாருன்னு பார்த்தாக்கா மிகப்பெரிய ஃபார்மர்ஸ் மிகப்பெரிய அளவில் விவசாயம் பண்ணி நல்லா வாழ்ந்த ஒரு குடும்பம் அந்த குடும்பத்துக்கு மிகப்பெரிய அளவில் ஊருக்கே வந்து மழை தண்ணி இல்லாமல் ஊரே காஞ்சு போயிடுது ஸோ அப்படிப்பட்ட சூழலில் இந்த நாலு பசங்க வந்து எப்படி அதை வந்து தாண்டி வராங்க அப்படிங்கிறதான் கதை இந்த படத்தில் நடிச்சக்கூடிய அனைத்து ஆக்டர்ஸும் அவங்களுடைய ரோல்ஸை ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க ஏன்னா அவங்களுடைய கேரக்டர் டெஃபினேஷன் வந்து ரொம்ப கிளியராக இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இந்த படத்துடைய டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி அந்த கேமராக்குள்ளே நீங்கள் பார்க்கக்கூடிய விஷுவல்ஸ் எல்லாமே வந்து அவ்வளோ ட்ரையாக இருக்கும் ஸோ அந்த லேண்ட்ஸ்கேப்பை பார்த்தா அவ்வளோ கம்ப்ளீட்டாக ட்ரையாக இருக்கும் அந்த மாதிரியான லேண்ட்ஸ்கேப் வந்து நம்மெல்லாம் பார்த்தா பயந்துருவோம் அப்படின்னே சொல்லலாம் ஸோ அந்த மாதிரியான ஒரு லேண்ட்ஸ்கேப்பாக இருக்கும் நீங்கள் தயவு செஞ்சு வந்து இந்த லேண்ட்ஸ்கேப் கண்டியாவது இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும் அந்த படத்தில் வரக்கூடிய லேண்ட்ஸ்கேப்பை இவங்க எங்கே போய் எடுத்தாங்க அப்படின்றது வந்து தெரியல அவ்வளோ ரொம்ப அழகாக காஞ்சு போய் அழகாக இருக்கக்கூடிய ஒரு லேண்ட்ஸ்கேப் அது ஸோ அடுத்ததாக இந்த படத்துடைய மியூசிக் இந்த படத்தில் வரக்கூடிய பிஜிஎம் பார்த்தா அவ்வளோ டீப்பாக ஒரு வயலின் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்காங்க ஊடால ஒரு ஒரு சின்ன ஒரு ட்ராக் வரும் ஆனால் அந்த வயலின் வந்து அவ்வளோ அழகாக நம்மளோட ஆள் மனசில் ஒரு ஒரு ஆழமான ஒரு ஓட்டத்தை வந்து இந்த படத்தின் அந்த சேட்னஸ் அந்த வருத்தத்தை வந்து இந்த படத்துக்குள்ளே வந்து நம்மளை ட்ராவல் பண்ண வைக்குது ஸோ அந்த அள அந்த அளவுக்கு வந்து இந்த படத்துடைய பீஜியம் வந்து ரொம்ப அழகாக வந்து அமைஞ்சிருக்கு கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்லையே வந்து பழமொழிகள் சொல்கிறோம் ஸோ அந்த மாதிரி நம்ம நாலு பேர் இருக்கோம் பத்து பேர் இருக்கோம் அஞ்சு பேர் இருக்கோம் நம்ம எவ்வளோ பெரிய சமூகமாக இருந்தாலும் நம்ம அனைவருமே ஒற்றை சிந்தனையோட செயல்பட்டோம் ஒரு விஷயத்தை நோக்கி அப்படின்னா அதில் கண்டிப்பாக நம்ம வந்து சாதிக்கலாம் அப்படிங்கிறது வந்து ஸோ இந்த படத்துலேருந்து நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம் எந்த ஒரு விஷயத்தையும் முழுசாக தெரிஞ்சுக்காமல் முழுசாக புரிஞ்சுக்காமல் அதை பற்றி இல்லை அதை வச்சு நம்ம எந்த ஒரு டிசிஷனும் எடுக்க தேவையில்லை அப்படிங்கிறது தான் இந்த படத்தில் இருந்து நம்ம கற்றுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கலாம் இந்த படத்தை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு வேறு ஒரு விஷயத்தை வந்து இந்த படம் வந்து சொல்லிக் கொடுக்கும் கண்டிப்பாக ஸோ அப்படிப்பட்ட ஒரு ரொம்ப அழகான ஒரு படம் ஒன்றரை மணி நேரத்தில் படம் ஆரம்பித்ததும் தெரியாது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியாது ரொம்ப பெரிய படமாக இருக்கும் ரொம்ப ஸ்லோவாகவும் இருக்கும் இந்த படம் ஸோ அதுதான் இந்த படத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன நெகட்டிவ் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அதே நேரத்தில் ஹாலிவுட்டுடைய அந்த ஸ்டாண்டர்டை வந்து இந்த படம் வந்து மேட்ச் பண்ணலை அப்படிங்கிறனாலையும் கூட இந்த படத்தை வந்து ஹாலிவுட்டில் பெருசாக பேசப்படாமல் இருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ இவ்வளோ விஷயங்களை உள்ளடக்கிய இந்த படத்துக்கு பத்துக்கு ஆறு அப்படிங்கிறது தான் பிஜி ரிவ்யூஸுடைய ரேட்டிங் இந்த படத்துடைய ட்ரெய்லர் பாருங்கள் இந்த படம் வந்து நீங்கள் டோரண்ட்டில் தேடி பார்த்தா கிடச்சிரும் ஸோ வாய்ப்பு கிடச்சா பார்க்கணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா மிஸ் பண்ணாமல் பாருங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றிகள் பற்பல வணக்கங்கள் பற்பல மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்